ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பழ வகைகள் பார்க்க போகிறோம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஆப்பிள் ஆப்பிள் பழம் மேங்கோ மாம்பழம் மேங்கோ மாம்பழம் ஆரஞ்சு தோடைப்பழம் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் பனானா வாழைப்பழம் பனானா வாழைப்பழம் லெமன் எலுமிச்சம்பழம் எலுமிச்சை பழம் ஆப்ரிகாட் பாதாமி கிரேப்ஸ் திராட்சை பைனாப்பிள் அன்னாச்சி வாட்டர்மெலான் தர்பூசணி உட் ஆப்பிள் வில்லாம்பழம் கோவா கொய்யா ஜாமுன் ஃப்ரூட் நாவல் பழம் மஸ்க் மிலான் முலாம்பழம் போமோகிரானட் மாதுளை பழம் கிவிஸ் பசலிப்பழம் டேட்ஸ் பேர்ச்சம்பழம் ஹாவகோடா வெண்ணெய்ப்பழம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பப்பாயா பப்பாளி பழம் custard apple சீதா லிச்சி லிச்சி குட்டீஸ் இந்த வீடியோஸ் பிடிச்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் பாய்